இங்க பாருங்க அதித்திய பாருங்க அங்க ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் அவங்களும் முடிச்சிட்டு இருக்காங்க அங்க இதே மாதிரி போச்சுன்னா நாங்களும் உங்க கூட சேர்ந்து கத்த அப்படின்னும் போது எனக்கு அது எந்த தயக்கமும் இல்லை இந்த நேரத்தில் தேசிய விருது வாங்கின சூர்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் ஒன் அண்ட் யுவான் அவர்களை மேடை கழிப்பதற்கான நேரம் இது இன்றைய எனக்கு வந்து பேசவே தெரியாது ஸோ <laughs> uh, சூர்யாக்கும் கார்த்திக்கும் உண்மையிலேயே ரொம்ப நன்றி ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம வந்து சேர்ந்து இந்த படம் பண்ணுறோம் எங்களுக்கு வெரி ஹாப்பி அண்ட் டுடி ராஜா சாருக்கும் லைக் ரியலி தேங்க்யூ அண்ட் படம் ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு முடிஞ்சிரும் ஐ திங்க் இன்னைக்கும் நாளைக்குள்ளே முடிச்சிருவேன் ஸோ <laughs> uh, வேற என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு நான் வேணா பாடிடுறேன் உங்கயா உங்கயா கஞ்சா பூ கண்ணால சேல ஒன்னால இடுப்பு வெட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னால தட்டாங்கை பல்லால சொன்ன ஒத்த சொல்லால சூரியனை உடப்பேண்டி கவட்டை எடுத்து கல்லால தேங்க்யூ அண்ட் uh, முத்தேஸ்வரோடு சேர்ந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன் uh, படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஆதித்தி எவ்ரிபடி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க and it's a very warm film எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது obviously I told Karthik also so அவ்வளவுதான் வேற என்ன சொல்லுவோம் நீங்க ஒரு சில முதல்ல உங்களுக்கு பெரிய கைத்தட்டு ஏன்னா இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசி இவங்க வந்து எல்லாரையும் கலக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சார் மச் சார் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு sir sir Karthi sir Yuvan sir ஒரு காம்போ இருக்குல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் நான் இருக்கட்டும் எல்லாமே ஆல்பம் எவ்வளவு வேணும் சிக்ஸ் ஒன் டேக் ஒன் இன்று விழா நாயகன் யுவன் சங்கர் ராஜா சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் எப்படி ஒரு ஹீரோக்களுக்கு இவ்வளவு ரசிகர் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு ரசிகர் இருக்காங்க சார் உங்களுக்கு இருக்கிற அந்த லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தன் சார் கண்டிப்பாக சார் இந்த கஞ்சாப்பு கண்ண அந்த ஒரு பாட்டு சார் கேட்காதவங்க பாவம் செஞ்சவங்க சார் தூங்குறப்போ அந்த படத்தை நான் கேட்பேன் காலையில் எந்திரிக்கப்போ அந்த படத்தை எனக்கு வாக்கிங்க்கு ஒய்ப்பு லேசாக கேட்பேன் என்ன அது ரூட் வேறு மாதிரி மாறுது பாட்டு கண்டினியூவாக போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்றாரு இல்லம்மா நல்லா கழிட்டே இருக்கு அதுக்காக காலைல அஞ்சு மணிக்கலாமான்றாரு விடுவே பிடிச்சிருக்கு வண்டி போயிட்டு இருக்குது விடுவே நீ ஏன் ஸோ அந்த மாதிரி எல்லா வேலையும் முன் முழுக்க வச்சுட்டீங்க சார் நம்ம காலத்துக்கும் உங்களோட பாட்டு நல்லா நிற்குது சார் அதுக்காக நீங்கள் பாடலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க சார் உங்களுக்காக தான் வந்திருக்கோம் உங்க இடத்துக்கு வந்திருக்கோம் நான் வர ஸ்டேஜ்ல நானும் வருவேன் கார்த்தி வருவாப்ல அதற்கு கொஞ்சம் பொறுமையா அவங்கள பேச விட்டுறலாம் உங்களோட அமைதி வேணும்னு கேட்டுக்கிறேன் உங்க எல்லாத்தோட அமைதி வேணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ